வணக்கம் ஓம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மகாபாரதம் எபிசோட் பத்து எபிசோட் ஒன்பதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்களாகிய நகுலன் சகாதேவன் அவங்களுடைய பிறப்பை பற்றியும் பாண்டுவினுடைய இறப்பை பற்றியும் பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் எப்படி சின்ன வயசுலேயே பகைமை உணர்வு ஏற்பட்டுச்சு எதனால் துரியோதனன் பீமன் மேலே கோவப்பட்டார் என்ன சூழ்ச்சி செஞ்சு பீமனுக்கு ஆர் ஆபத்தை ஏற்படுத்தினார் அப்படின்றத பார்த்தோம் இந்த எபிசோட் பத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குந்தி தேவிக்கு எப்படி கரெக்டாக துரியோதனன் மேலே சந்தேகம் வந்து பீமனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்றத பற்றியும் பீமன் எப்படி நாகலோகத்துக்கு போகிறாரு அப்படின்றத பற்றியும் நாகலோகத்தில் பீமனுக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பற்றியும் துரியோதனனோட சதி எப்படி அம்பலப்படுது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னுடைய நான்கு மகன்கள் மேலே கோவப்பட்ட குந்தி தேவி அந்த நான்கு மகன்களையும் நீங்கள் வந்து பீமனை கூட்டிகிட்டு வந்தால் தான் என்னை வந்து பார்க்கணும் இல்லைன்னா என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு திட்டி அனுப்பிடுறாங்க அப்புறம் விதுரரை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு துரியோதனன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஏன்னா துரியோதனன் தான் வந்து இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான் அதுக்கு போட்டியாக இருக்கிறது என்னோட அஞ்சு மகன்கள் தான் அதுலேயும் பீமன் தான் ரொம்ப பலசாலி அவனை தான் வந்து துரியோதனன் வந்து தன்னோட போட்டியாக கருதுறான் ஸோ அவனுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது துரியோதனனால் மட்டும்தான் இருக்கணும் அதனால அவன் பீமனை ஏதோ செஞ்சுருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விதுரர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் விதுரரும் என்ன சொல்கிறாங்கன்னா தேவி நீங்களே இப்படி பேசக்கூடாது துரியோதனனை பற்றி நீங்கள் என்ன தப்பாக நினச்சிருந்தாலும் நீங்கள் அதை வந்து என்கிட்டயே சொல்லக்கூடாது துரியோதனனை பற்றி வேறு யார்கிட்டேயும் இப்படி சொல்லாதீங்க சொன்னால் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் கண்டிப்பாக பீமன் வந்து ரொம்ப பலசாலி அவன் எவ்வளோ பெரிய ஆபத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு திருப்பி நிச்சயம் வருவான் அதனால் நீங்கள் கவலை கொள்ளாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இதற்கிடையில் பீமனை தேடி சென்ற சகோதரர்கள் வந்து நிறைய இடத்துல தேடியும் பீமன் கிடைக்காததுனால வருத்தத்தோட அரண்மனைக்கு திரும்பி வர்றாங்க இதற்கிடையில் கை கால் கட்டப்பட்ட பீமனோட உடல் வந்து நதிக்கு அடியில் இருக்கிற நாகலோகம் வரை போயிடுது அங்கே இருந்த விஷப்பாம்புகள் எல்லாம் பீமனோட உடல் மேலே ஏறி அங்கே இங்கேயும் விளையாடுது விளையாடும் போது அங்கேயும் இங்கேயும் கடிக்குது அதனால் பீமனோட உடலில் இருந்த விஷம் இந்த விஷப்பாம்பு கடியினால் விஷத்துக்கு விஷம் முறிஞ்சு பீமனோட மயக்கமும் தெளிஞ்சிருது பீமன் வந்து தன்னோட கை கால்களில் கட்டப்பட்டிருக்க அந்த கட்டுகளை வந்து தன்னோட பலத்தினால அறுத்தெறிஞ்சிட்டு வாயில் இருக்கிற துணியை எடுத்து வெளியில் போட்டுட்டு அவர் வந்து நல்ல தெளிச்சியோடு எந்திரிச்சு நீந்த ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த பாம்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா பீமனை மடக்கி அது அவரை அவர் தன்னோட வாழ்நாள கட்டி தங்களோட அரசன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பாம்புகள்லாம் இந்த நாகங்கள் வந்து எப்படி வந்து இந்த நாகலோகத்துக்கு ரொம்ப தூரம் நீந்தி போகிறது எப்படி வந்து மூச்சை அடக்கி நீந்துறது அப்படின்ற பயிற்சி வந்து இந்த நாகங்கள் தான் கொடுக்குது பாம்புகள் வந்து பீமனை வந்து பாம்புகளின் மன்னனான வாசிகி அப்படின்ற பாம்புக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பாம்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா மன்னா இவன் வந்து விஷம் அருந்தி மயங்கி இந்த நதியில் விழுந்துட்டான் விழுந்ததில் அவனோட உடல் வந்து நாகலோகம் வரை வந்துருச்சு இவனை நாங்கள் கடித்ததுனால அவன் உடம்புல இருக்க ஏற்கனவே இருக்கிற அந்த விஷம் வந்து முறிஞ்சு உணர்வு பெற்று இப்போ அவன் எங்களையே துன்புறுத்துகிறான் நீங்கள் தான் வந்து இவன் யார் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு விசாரித்து இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பாம்புகள்லாம் வந்து பாம்புகளின் மன்னனான வாசுகியிடம் வந்து முறையிடுறாங்க அப்போ வந்து வாசுகி பாம்பு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த பீமனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது அந்த வாசுகியோட கண்ணில் வந்து பீமன் யார் பீமன் எப்படி பிறந்தான் அப்படின்றது வந்து அந்த வாசுகி பாம்புக்கு தெரியுது பீமன் வந்து ரொம்ப பலசாலி அவன் வந்து சாதிக்க பிறந்தவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட வாசுகி பாம்பு என்ன சொல்லுது அப்படின்னா பீமா நீ வந்து இங்கே நாகலோகத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் என்னுடைய குடிமக்களாகிய பாம்புகள் வந்து சில உன்னைய ஏதாவது துன்புறுத்தியிருந்தாங்க அப்படின்னா எனக்காக அவங்கள மன்னிச்சிக்கோ நீ வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா வரவேற்குது இதை பார்த்த பாம்புகள் எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதே நேரம் தன்னுடைய மன்னனுடைய பேச்சை வந்து மீற முடியாது இல்லையா அதனால் அவங்களும் சேர்ந்து பீமனை வந்து நல்லா உபசரிக்கிறாங்க அப்போ வந்து வாசுகி பாம்பு என்ன சொல்லுது அப்படின்னா எங்ககிட்ட நிறைய பலம் கொண்ட அமிர்தங்கள் நிறைய இருக்குது உன்னால் எவ்வளோ முடியுமோ நீ அவ்வளோ குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு குடங்கள் எட்டு நிறைய குடங்கள் நிறைய அமிர்தங்களை வந்து நம்ம பீமன் கிட்ட கொடுக்குறாங்க பீமன் அவர் இருந்த டயர்டில் வந்து இந்த எட்டு கூட அமிர்தத்தையும் வந்து ஒரே மூச்சில் குடிச்சு முடிச்சிடுறாரு இதை பார்த்த மா வாசுகி பாம்பும் மற்ற பாம்புகளும் அதிர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் அடைகிறாங்க தன்னுடைய விருந்தாளி வந்து தான் கொடுத்ததை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட பாம்புகளும் வாசுகி பாம்பும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பீமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த அமிர்தத்தை குடித்தோடனே எனக்கு புது பலமே வந்த மாதிரி இருக்குது அதனால நான் திரும்பி அரண்மனைக்கே போகிறேன் நீங்கள் வந்து எனக்கு விடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி பாம்புகிட்ட கேட்குறாங்க வாசுகி பாம்பும் தாராளமாக நீங்கள் போகலாம் உங்களுக்கு எப்போது எந்த உதவி வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்களை கூப்பிடலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்பயுமே உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா உபசரிக்கிறாங்க பீமனும் வந்து வாசுகி பாம்புக்கிட்டேயும் மற்ற பாம்புகள்கிட்டேயும் விடை பெற்று அவங்க எப்படி பாம்பு கிட்ட கற்றுக்கிட்டாரோ எப்படி மூச்சடக்கி ரொம்ப தூரம் நீந்துறதுன்றதை கற்றுக்கிட்டதை வந்து அவர் வந்து உபயோகித்து நிறைய நீ நேரம் நீந்தி அரண்மனைக்கு வந்து கடைசியாக வந்து சேர்றாரு கடைசியாக பீமனை வந்து அரண்மனையில் பார்த்த எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா பீமன் இறந்துட்டான்னே நினச்சிட்டாங்க எல்லாருமே பீமன் உயிரோடு திரும்பி வந்ததை பார்த்து துரியோதனனுக்கு மட்டும் பயங்கர கோவம் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா பீமனுக்கு இப்போ தெரியும் இது வரைக்கும் தெரியாது இது வரைக்கும் கேலி பண்ணிட்டு இருந்தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் இப்போ தன்னை கொல்றதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து பீமனுக்கு தெரியும் அப்படின்றது துரியோதனனுக்கு தெரிஞ்சதுனால ஒரு பக்கம் அவனுக்கு பயமாகவும் இருக்குது ஏன்னா பீமன் வந்து அவனை விட பல மடங்கு பலசாலியானவன் ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கோவமாக இருக்குது ஏன்னா வந்து இவன் இருக்கிற வரையும் இவன் ஆடாள முடியாது அப்படின்ற விஷயம் வந்து துரியோதனனுக்கு தெரியும் அதனால் அதனால் சகுனிக்கிட்ட போய் வந்து முறையிடுறான் அப்போ சகுனி என்ன சொல்கிறாரு அப்படின்னா மருமகனே நீ வந்து கோவப்படாத இது வரைக்கும் நம்ம இவனை மட்டும்தான் கொல்லணும்னு நம்ம திட்டம் போட்டுட்டு இருந்தோம் இனிமேல் என்ன பண்ணணும்னா இவனோட சேர்த்து இவனோட நான்கு சகோதரர்களையும் சேர்த்து நம்ம கொண்டுடலாம் அப்படின்னா தான் வந்து நாளாடுறத நாடாளுற தகுதி வந்து உனக்கு கிடச்சிரும் யாரும் போட்டிக்கும் இருக்க மாட்டாங்க அதனால நம்ம இவனையும் இவனுடைய சகோதரர்களையும் எப்படி கொல்லலாம் யாருக்கும் சந்தேகம் வராமல் அப்படின்ற திட்டத்தை வா தீட்டுவோம் இப்போ நீ எதுவும் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு குந்தி தேவியும் வந்து பீமனையும் தன்னுடைய மீதி நான்கு மகன்களையும் கூட்டிகிட்டு வந்து அரண்மனையில் கேட்குறாங்க பீமன்கிட்ட என்ன நடந்தது அப்படின்றப்போ பீமன் வந்து குந்தி தேவிக்கிட்டேயும் தன்னுடைய நான்கு சகோதரர்கள்கிட்டையும் எப்படி வந்து துரியோதனன் லாபகமாக பேசி அவனுக்கு பிடிச்ச பண்டங்கள் எல்லாத்தையும் காமிச்சு பயாசத்தில் விசத்தை கலந்து கொடுத்து அவனை எப்படி கை கால்கள்லாம் கட்டி வாயில் துணியை வச்சு அடைச்சி எப்படி நதியில் கொண்டு போய் சகுனியோட உதவியோட நதியில் கொண்டு போய் போட்டான் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க பீமன் பீமன் வந்து குந்தி தேவி கிட்ட சொல்லுவாங்க அப்போ வந்து யுதிஷ்டன் அதாவது தர்மர் சகோதரர்களில் மூத்தவர்களான தர்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சகோதரர்களே இனிமேல் நம்ம வந்து ரொம்ப சங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வரைக்கும் நம்மளை வந்து சும்மா கிண்டல் கேலி பண்ணிட்டு இருந்த துரியோதனன் வந்து எப்போ வந்து நம்ம கொல்றதுக்கு தயாரானாலும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையுமே ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் துரியோதன் தான் இதை பண்ணான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இதை காட்டிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம இதை காட்டிக்கிட்டோன்னா அடுத்து என்ன செஞ்சாலும் வந்துட்டு தெரியாது நம்மளுக்கு துரியோதனன் வந்து ரொம்ப மறைமுகமாக ரகசியமாக பண்ணுவான் ஆனால் இப்போ நம்ம இதை வெளிக்காட்டிக்கலை அப்படின்னா அவன் வந்து வெளிப்படையாகவே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெளிப்படையாக செய்யும் போது தான் வந்து நம்ம கவனமாக இருக்க முடியும் ரொம்ப மறைமுகமாக செஞ்சால் நம்ம அந்த சூழ்ச்சி வேலைக்குள்ளே மாட்டிக்குவோம் அதனால இப்படி நடந்த விஷயத்த வந்து நம்ம யார்கிட்டையுமே காட்டிக்க வேண்டாம் நம்ம அஞ்சு பேர் அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த வேறு யார்கிட்டேயுமே நம்ம காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தர்மர் வந்து தன்னுடைய நான்கு சகோதரர்களுக்கு சொல்கிறாரு அதற்கப்புறம் துரியோதனனும் சகுனியும் பாண்டவர்களை அழிக்கிறதுக்கு நிறைய ஆலோசனை செய்கிறாங்க நிறைய சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்றது யுயுட்சு மற்றும் விதிரருக்கு வந்து தர்மர் மூலமாக தெரிய வருது அதாவது தர்மர் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் துரியோதனன் செஞ்சு அந்த சூழ்ச்சியை வந்து இவங்க கண்டுபிடிச்சு கவனமாக அதுலேருந்து வெளியில் வரும்போதெல்லாம் விதுரர்கிட்டையும் கிட்டேயும் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி துரியோதனன் பண்ணுறாரு எங்களை ரொம்ப பழிவாங்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்றத வந்து விதுரர்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க அப்போ வந்து விதிரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் இதில் வந்து இது வந்து சகோதரர்கள் பிரச்சனை அதனால் இது சின்ன வயசு தான் இது போக போக சரியாயிரும் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை ப கொடுக்குறாரு விதுரர் வந்து நம்ம இதுர தர்மருக்கு திருதராஷ்டிரனுக்கும் அதுக்கப்புறம் விதிரர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து துரியோதனன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான் ஆனால் திருதராஷ்டிரன் வந்து பெருசாக இதை வந்து கண்டுக்கலை ஏன் அப்படின்னா அவருக்கும் திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்குமே வந்து அஸ்தனாபுர ஹஸ்தினாபுரத்தை வந்து தன்னுடைய மகன்கள் தான் ஆள ஆளணும் இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஆளக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கிறதுனால திருதராஷ்டிரன் என்ன சொல்லிடுறான்னா அவங்க குழந்தைங்க குழந்தைங்க செய்கிற விஷயத்த பெருசாக்காதீங்க நாடாளணும் அப்படின்ற விஷயம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் என்னுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் பழி பழி சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும் வந்து என்கிட்ட குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விதுரர்கிட்ட சொல்லிடுறாங்க விதுரரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள்ட்ட போய் நான் கிட்டேயும் சொல்லிட்டேன் ஆனால் அவர் வந்து பெருசாக கண்டுக்கல அதனால நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் வேற வழி வழியே இல்லை நீங்கள் வந் வளர்ந்து வந்து உங்களுடைய பலத்தை காட்டும் போது தான் வந்து துரியோதனன் வந்து உங்களுக்கு பயப்படுவான் அது வரைக்கும் ஏதாவது செஞ்சுட்டே தான் இருப்பான் அதனால நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் போயிடுவார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து இந்த பஞ்ச பாண்டவர்களும் அவங்கள ஒவ்வொருத்தவங்கள லஞ்சு அஞ்சு பேரும் தன் ஒருத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காம ஒற்றுமையாக கவனத்தோடு செயல்படுறாங்க இதுக்கிடையில் குழந்தைங்க எல்லாமே விளையாட்டு தினமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை வருது என்ன அப்படின்னா வில்வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை வருது இதை கேள்விப்பட்ட பீஷ்மர் வந்து நானே குருவாக இருந்து உங்கள் எல்லாருக்குமே வில்வித்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்கிறாரு எல்லாரும் வில்வித்தை கற்றுக்கிட்டாங்களா யார் அந்த வில்வித்தையில் மிக சிறந்து விளங்குனாங்க அவங்களுக்கு பீஷ்மர் என்ன ப பரிசு கொடுத்தாரு எப்படி அவங்கள வந்து ஊக்குவித்தார் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் நான் உங்கள் சித்ரா இது உங்கள் ஓம் சிவோம் சேனல் நன்றி வணக்கம் ஓம் சிவோம்